அனைவருக்கும் வணக்கம் க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இந்த சார்ட்டில் நம்ம டெய்லி பேசிஸில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம டெய்லி வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம் channel name NSC commodity date அதில் போனீங்கன்னா உங்களால் ப்ரீயஸ் டே வீடியோஸ் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி டே அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் இப்போ டைம் வந்து ஒரு one o'clock one o'clock பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at seven two fifty ஒன்று வந்திருக்கு ஸோ இன்றைக்கி ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட்டு காலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கால் தான் ஆக்சுவலி நம்ம டெய்லி வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் பட் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே ஒரு டவுன் சைட் மொமெண்டமாகவே இருந்தது நமக்கு இப்போ தான் வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்ட தான் சடனாக கொஞ்சம் ஒரு லாஸ்ட் ஒரு டென் கேண்டில்ஸ் நல்ல ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் கொடுத்ததில் அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் அதனால் நமக்கு பைக்காலாக சேஞ்ச் அவுட் ஆயிருக்கு இந்த சார்ட் நமக்கு என்ன பண்ணோம்னா டெய்லி இந்த கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும் அந்த பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கும் நாங்கள் certain level of break out set பண்ணி வச்சுருக்கோம் ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் ரீச் அவுட் ஆனோன்னா நமக்கு இமீடியட்டாக கால் பஞ்ச் ஆகும் கால் வரையில் கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் டாகட் ஒன்று டூ ஸ்டாப் லாஸ்ட்னு நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செவன் டு ஃபிஃப்டி ஒன் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா seven two sixty nine point seventeen இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டீன் பாயிண்ட் கிடைச்சா தான் நமக்கு first target range break out ஆகும் ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுது எப்படி மார்க்கெட்டால் ரியாக்ஷன் தருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ டைம் பாருங்கள் ஒன் தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸில் first target range break out பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட் மொமெண்டம் ஆக்சுவலி மார்க்கெட்னுடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டாப் ஆகலை கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் மார்க்கெட் வந்து இருந்துச்சு நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரீச் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு கிடைச்ச பைக்கால் டார்கெட் ஒன் அண்ட் டூ ரெண்டையுமே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸை பார்த்து வெறும் ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க தேங்க்யூ